இயக்குனர் நெல்சன் பீஸ்ட் படத்தை தொடர்ந்து ரஜினியின் ஜெயிலர் படத்தை இயக்கி வருகிறார் இப்படத்தை சன் பிக்சர் தயாரித்து அனிருத் இசையமைக்கிறார் மேலும் இப்படத்தில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் ரம்யா கிருஷ்ணன் மற்றும் பல பிரபலங்கள் நடிக்கின்றனர் இந்த நிலையில் முதலில் இப்படத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பதாக இணையதளத்தில் தகவல் வெளியாகியிருந்தது அதாவது சிவகார்த்திகேயன் டாக்டர் படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்கியிருந்தார் அதிலிருந்து இவர்களுக்குள் ஒரு நல்ல நட்பு இருந்தது அது மட்டுமின்றி நெல்சன் இயக்கிய பீஸ்ட் படத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பாடலும் பாடியிருந்தார் இதனால் ரஜினியின் படத்தில் நடிக்க வேண்டும் என்பது சிவகார்த்திகேயன் கனவாம் நெல்சனிடம் ஜெயிலர் படத்தில் நடிக்க வாய்ப்பும் கேட்டுள்ளார் இதனால் நெல்சன் ரஜினியின் சின்ன வயது கதாபாத்திரத்தை தயார் செய்து அதில் சிவகார்த்திகேயனை நடிக்க வைக்கலாம் என எண்ணியிருந்தார் ஆனால் ரஜினியிடம் இதை பற்றி எல்லாம் சொல்லாமல் இதில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் பண்ணட்டுமா என கேட்டுள்ளார் ஆனால் அதற்கு ரஜினி வேண்டாம் என மறுத்துவிட்டாராம் காரணம் சூப்பர் ஸ்டார் படம் என்றால் அதில் ரஜினி மட்டும்தான் ஹீரோவாக இருக்க வேண்டுமாம் இதனால் இப்படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க வேண்டாம் என உறுதியாக ரஜினி சொல்லிவிட்டாராம் இதை அறிந்த சிவகார்த்திகேயன் செம அப்செட்டில் இருந்தாராம் அது மட்டுமின்றி சிவகார்த்திகேயனுக்காக நெல்சன் எழுதியிருந்த கதாபாத்திரத்தில் தரமணி வசந்த் ரவி நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் ஜெயிலர் படத்திற்கான அடுத்தடுத்த அப்டேட் வெளியாகும் இந்த பதிவை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற ட்ரெண்டிங் நியூஸுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட இணைஞ்சிருங்க தேங்க்யூ